hello everyone welcome to பிகன் டியூ டிவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவல் சண்டையை பற்றி பார்க்க போகிறோம் சேவல் சண்டைனா என்ன அது எப்படி வந்தது அதனோட வரலாற்று சம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னன்றத சின்ன ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சேவல் சண்டைன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை திருமுருகாற்றுப்படை போன்ற தமிழ் நூல்களில் ஏற்கனவே பழங்கால தமிழ் நூல்கள்லேயே சேவல் சண்டையை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது இந்த சேவல் சண்டையை பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய அறுவடை திருநாளோட கொண்டாட்டங்கள்லேயே சொல்லியிருக்காங்க இதை இந்த காளைகள்லாம் வச்சு ஏறு தழுவுதல் இந்த ஆடுகள்லாம் வச்சு கிடா சண்டை விடுறது இது மாதிரியான சேவல்களை கொண்டும் சேவல் சண்டை நடத்தப்படுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அப்போ தமிழர்கிட்ட காணமங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சில பகுதியில் வந்து சேவல் சண்டை நடத்தப்படுறது வந்து ஒரு பெரிய வழக்கமாக இருந்திருக்கு பொதுவாக தமிழர்களுடைய மரபில் போரில் இறந்த வீரர்களோட நடுக்கல் நடுக்கற்கள்லாம் வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அதே மாதிரி சேவல்களுக்கும் ஒரு நடுக்கற்கள் வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசலாபுரம் என்ற ஒரு ஊரில் சேவலுக்கான நடுக்கல்லில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து கிபி அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல்னு வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சேவல் சண்டையில் பார்த்திங்கன்னா கத்திக்கால் சண்டை வெத்துக்கால் சண்டைன்னு ரெண்டு வகையாக இருக்குது இதில் கத்திக்கால் சண்டையில் பார்த்திங்கன்னா சேவல்களுக்கு காலில் கட்டக்கூடிய சின்ன சைஸ் நிறைய கத்திகள்லாம் வச்சுருப்பாங்க அந்த கத்திகளை சேவலோட காலில் கட்டி இர இரண்டு சேவல்களை வந்து சண்டைக்கு விடுவாங்க பெத்து கால் சண்டையில் காலில் எதுவும் கட்ட மாட்டாங்க வெறும் கோழியை அதில் காலில் இருக்க முள்ள மூலிமா வச்சு சண்டை விடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு வகையான சண்டையாக இருக்குது சேவல் சண்டையில் பார்த்தீங்கன்னா சேவல் வந்து போட்டியிலேருந்து பயந்து ஓடினாலோ இல்லை அதோட மூக்கு வந்து தரையில் குத்தினாலோ சேவல் வந்து தோல்வி தழுவிச்சுன்னு சொல்லிவிடுவாங்க பொதுவாக இந்த வெத்துக்கால் சண்டையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சேவல் வந்து அதோட முகத்துலேயும் அதோட கழுத்து பகுதியிலையும் தான் தாக்கும் ஏன்னா அப்படி சண்டை போட்டால் தான் அந்த வெத்துக்கால் சண்டையில் ஈஸியாக எதிர்கோழியை வந்து பலவீனம் அடிக்க முடியும் அதை தோக்கடிக்க முடியும் இந்த சேவல் சண்டையை பற்றின மேலும் பல தகவல்களை வந்து வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம பிகண்டியூ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்